லைக்கு சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக வந்து கொண்டு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link application notice ஆஃப்டர்லையும் வெப்சைட் லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ சொல்லுங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்க லிங்க் நம்ம சேனல் வீடியோ பதிவு பண்றோம் ஓகேங்களா ஓகே நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி மூணு வீடியோ இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து வியூஸ் லைக் சப்ஸ்கிரைபர் இந்த மூணுத்தையும் வந்து எப்படி ஆன்லைன் மூலமா வந்து பெயிட் பண்ணி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெஸ்டான அப்ளிகேஷன் எப்படி எப்படி பண்றது என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ மறக்காம இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நமக்கு நீங்க புதுசாக வாட்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்கிற இருக்கிற பட்டனையும் பக்கத்தில் பெல் பட்டன்ல ஆள் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க நம்ம பேர் ஒவ்வொரு புத்தம்பதி வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட்டோட ஃபுல் டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம பிளாக் போகும் பிளாக்ல வந்து கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுற மூலமாக வந்து இந்த ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துக்கலாம் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கேட்கும் உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இன்னும் சேனல் கூட சர்ச் பண்ணலாம் நான் இப்போ வந்து குரூப் லிங்க் பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்னோட வீடியோஸ் வந்து வரும் ஏன்னா வந்து நான் அளவுக்கு ஹேஷ்டாக் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் எல்லா வீடியோஸும் என்னோட மோஸ்ட்லி வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நான் ஒரு வீடியோஸ் எதாவது செலெக்ஷன் பண்ணுறேன் செலெக்ஷன் பண்ண அப்புறம் என்னோட வீடியோஸோட கேட்டகரி வந்து கேட்குது அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எந்த டைப்பில் வந்து ஆடியன்ட்டை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது என்னோட கேட்டகரி வந்து நான் செலெக்ஷன் பண்ணணும் ஸோ நான் வந்து என்ன பேஸ் பண்ணி வீடியோ போடுக்கணும் ஸோ அந்த கேட்டகரி செலெக்ஷன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட சேனல் என்ன கேட்டகரியில் இருக்கோ அந்த சேனல் அந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கேட்டகரி வந்து நான் செலக்ஷன் பண்ணுறேன் blog category sorry blog English blog அப்படின்ற கேட்டகரி வந்து செலக்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிஹேவ் யூ ஆல்சோ வாண்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வேணுமா இல்லை சப்ரீவர் வேணுமா ஆப் இன்ஸ்டாலேஷன் அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து மூலமாக இது பண்ணுறீங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டாலேஷன் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுற வேண்டியது இருக்கும் இதில் வந்து உங்களோட mobile paste your mobile app URL mobile அப்ளிகேஷனோட யூஆர்எல் பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் வந்து அப்ளிகேஷனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக வந்து ஈஸியாக ப்ரமோஷன் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து லைக் கமெண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைபர் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் என்னோட ஜென்ரல் ஜென்ரல் வந்து இப்போ வந்து ஜெண்டர் வந்து நான் கொடுக்குறேன் யாரை வந்து நான் டார்கெட் பண்ணும் ஜெண்டர் வந்து மேலேயா ஃபீமேலையாக கேட்குது ஆள் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் ஏஜ் வந்து எல்லா வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள கொடுத்துறேன் லொக்கேஷன் வந்து நீங்கள் ஒன்று குளோபல் இந்த மாதிரி கண்ட்ரி பேஸ் பண்ணி பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நான் குளோபல் அப்படின்றத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்தவரை நீங்கள் வந்து மினிமம் பட்ஜெட் வந்து டென் டாலர் பே பண்ண வேண்டி இருக்கும் ஸோ டென் டாலர் வந்து நம்ம இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறுரூவா டேக்ஸ் எல்லாம் போய் ஒரு எட்நூறுரூவா பக்கம் வரும் ஸோ நீங்கள் பட்ஜெட் வந்து மினிமம் நூறு போடலாம் சப்போஸ் நீங்கள் பத்து டாலர் போடலாம் அப்படி இல்லைன்னா எவ்வளோ வேணாலும் டாலர்ஸ் போடலாம் ஸோ பத்து டாலருக்கு எவ்வளோ வியூ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது வியூஸ் வரும் இல்லை நீங்கள் நூறு டாலர் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஐ சாரி ஐயாயிரம் வியூஸ் வரும் பத்து டாலருக்கு வந்து ஐம்பது ஐநூறு வியூஸ் வருது பத்து டாலருக்கு ஐநூறு வியூஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களோட வீடியோக்கு நீங்கள் என்ன வீடியோ கலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த வீடியோக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட நேம் கார்டு எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி பே பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகிரும் ஸோ இவங்க எல்லாம் இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸில் வந்து யூடியூபோட கனெக்ட் பண்ணி ஆடு கொடுப்பாங்க ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அவங்க வெப்சைட் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஆடு கொடுக்குறவங்களுக்கு வந்து இவங்க வந்து உங்களோட வீடியோஸ் வந்து கொடுத்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைப்பாங்க ஸோ இதன் மூலமாக தான் உங்களோட வியூக்கு வந்து வீடியோ வியூ வரும் இவங்களுக்கும் ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அண்ட் இவங்க ரெஃபர் பண்ற வெப்சைட்டுக்கும் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகே இந்த ஒரு வெப்சைட் மூலமா வந்து நீங்க பெயிட் பண்ணி வந்து ஈஸியா உங்களோட வீடியோ வந்து ரீச் பண்ணிக்க முடியும் நிறைய பிக் கம்யூனிட்டி அதாவது ஒரு மியூசிக்கோ படத்தோ ட்ரெய்லரோ வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரஸ்டடான வெப்சைட்ல வந்து கொடுத்து மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்து வர வைக்கிறாங்க இப்போ அதுதான் ட்ரெண்டிங் லிஸ்ட்லயும் வருது ஓகேங்களா ஓகே uh, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து YouTube Facebook Instagram Twitter TikTok இதில் வந்து எப்படி வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது ப்ரீ ப்ரொமோஷன் பெய்டு ப்ரொமோஷன் இந்த ரெண்டுத்தையும் வந்து எப்படி கொண்டு வர்றது ஃபாலோவர்ஸ் கொண்டு வர்றது லைக் கொண்டு வர்றது வியூஸு uh, எல்லாத்தையும் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் எல்லா ஆல் டைப் ஆஃப் சோஷியல் மீடியாவை பற்றி நம்ம சேனலில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் லால் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போற ஒவ்வொரு புத்தம்பு வீடியோவும் நீங்கள் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கிறதுனா இந்த வீடியோ லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and